எலும்புகளால் உருவாக்கப்பட்ட சாலை வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மர்மமான நிகழ்வில் ரஷ்யாவில் ஆவிகளால் ஏற்படும் விபத்துகள் அது எலும்புகளால் உருவாக்கப்பட்ட சாலை என்பது உண்மையா விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பில் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோக்குள்ளே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாட்டில் எத்தனையோ விதமான ரோடு இருக்குது அதில் நீளமான ரோடு நீளம் குறைவான ரோடு அகலமான ரோடு குறுகலான ரோடு கொண்டை ஊசி வளைவு நிறைந்த ரோடு என ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் மனித எலும்பு அரைச்சி ஒரு ஒரு நெடுஞ்சாலை உருவாக்கியிருக்காங்க அது எங்கு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த நெடுஞ்சாலை எங்கே இருக்குன்னா ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்குது ஹுல்யமா அப்படின்னு சொல்லப்படும் இந்த ரோடு சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் உள்ளது இந்த ரோடு முழுவதும் மனித எலும்புகளை கலந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே இந்த ரோட்டை எலும்பு சாலை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இந்த ரோடு இருக்கும் பகுதி குளிர்காலத்தில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் பகுதி என்பதால் அந்த ரோடு முழுவதும் பனியால் மூடியிருக்குமாம் அந்த நேரத்தில் அந்த பகுதி வழியாக வாகனம் எதுவும் போக முடியாத சூழ்நிலை உருவாகிறது அதனால் அந்த ரோட்டை உடச்சி புதுசாக போடுறதுன்னு முடிவெடுக்குது அரசாங்கம் பழைய ரோட்டை உடச்சி எடுத்துட்டு புதுசாக ரோடு போடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி பழைய ரோட்டை உடச்சி எடுக்கும்போது அதில் இருந்து எலும்போட தூள் அதிகம் வந்திருக்கு அது என்ன எலும்பு தூள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினதில் அது மனிதனோட எலும்பு தூள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதை பார்த்து அதிர்ச்சியான அதிகாரிகள் எல்லாம் அந்த ரோட்டை பற்றின விவரம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தபோது இந்த ரோடு போடப்பட்டதாகவும் இந்த ரோட்டை உருவாக்க கைவிடப்பட்ட தொழிலாளிகள் அப்புறம் வந்து சிறை கைதிகள் இவங்களை பயன்படுத்தி உருவாக்குனதாக சொல்லப்படுது இந்த ரோட்டை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் முக்கியமாக அந்த ரோட்டில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே கொல்லிமா சிறையில் உள்ள கைதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கைதி கொல்லிமா சிறைக்கு போயிட்டா அங்கிருந்து அவர் திரும்ப வருவதென்பது கனவிலும் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு அந்த சிறையிலிருந்து ஒரு ஆள் தப்பிச்சு போனாலும் அவர் ரொம்ப நேரம் உயிருடன் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் அங்கேருந்து தப்பிச்சு போகிற ஒரு ஆளை ஒன்று பனிக்கரடி அடிச்சிடும் இல்லை குளிர் தாங்க முடியாமல் உறைஞ்சு போயோ இல்லை பசி மயக்கத்துலேயோ செத்து போயிடுவார் இப்படி செத்தவங்களை எல்லாரையும் இந்த சாலையிலே சமதியாக்கிடுவாங்களாம் இந்த ரோடு போடுறதுக்காக ஏராளமான உயிர்கள் பலியானதுனால இந்த சாலை மனித எலும்புகள் நிறைந்த சாலை அப்படின்னு பார்க்கப்படுது உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு ரோடே இல்லை இந்த ரோட்டில் பல நேரங்களில் மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடந்து பலர் உயிரிழந்ததால் இந்த ரோடு முழுவதும் ஆவிகளால் சூழப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோட்டில் போகும்போது பயணிகள் மனசில் ஒரு மர்மம் நிறைந்த பயத்தோடே போகிறதா சொல்கிறாங்க மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிலையில் சந்திப்போம் வணக்கம்